குஞ்சு வளர்ப்பில் ஆர்வம் இருக்கிறதா ஆயிரம் ஒரு நாள் குஞ்சுகளை முப்பது நாள் வளர்த்து மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் மிக குறைந்த முதலீடான ரூபாய் ஒரு லட்சம் முதலீடு செய்து மாதம் பதினைந்தாயிரம் வருமானம் பெறலாம் காலங்களில் நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் மாவட்டத்திற்கு மூன்று பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் முனைவோர் மற்றும் சிறு தொழில் தொடங்குவோர் வரவேற்கப்படுவர் மிக குறைந்த முதலீடான ரூபாய் ஒரு லட்சம் முதலீடு செய்து மாதம் பதினைந்தாயிரம் வருமானம் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கிரீன் ஷர்வர் ஃபார்மிங் சொல்யூஷன்